ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் யூசிங் பைத்தோன் டியூட்டோரியல் க்கு நல்வரவு இந்த டியூட்டோரியல் லில் நாம் கற்க போவது பைத்தோன் இல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆப்பரேஷன்ஸ் செய்தல் ஒரு செட் ஆஃப் நம்பர்ஸ் ஐ கூட்டுதல் அவற்றின் மீன் மீடியன் மற்றும் ஸ்டாண்டார்ட் டிவியேஷன் ஐ கண்டுபிடித்தல் இந்த டியூட்டோரியல் ஐ ஆரம்பிக்கும் முன் பின்வரும் டியூட்டோரியல் களை முடிக்கவும் loading data from files getting started with lists மற்றும் ஆக்செசிங் பீஸ் ஒஃப் அரேஸ் டெர்மினலில் டைப் செய்க ஐபிதான் ஸ்பேஸ் ஹைபன் பைலாப் இந்த டுடோரியலில் நாம் பயன்படுத்தும் டேட்டா ஃபைல் இந்த பத் இல் உள்ளது slash home slash FOSSEE slash SSLC two dot TXT அதில் ஒரு ஸ்டேட் செகண்டரி போர்ட் எக்ஸாமினேஷன் இல் மாணவர்களின் செயல்பாடு மற்றும் அவர்களது ரெக்கார்ட் கள் ஆகியன உள்ளன அதில் 180000 வரிகள் ரெக்கார்ட் உள்ளன நாம் இதை படித்து டேட்டாவை ப்ராசஸ் செய்ய வேண்டும் ஃபைலின் கண்டென்ட் ஐ அதை டபுள் கிளிக் செய்து காணலாம் அது மிகப்பெரிய ஃபைலாக இருப்பதால் திறக்க கொஞ்சம் நேரமாகலாம் தயை செய்து இதன் டேட்டாவை எடிட் செய்யாதீர்கள் அதில் ஒரு குறிப்பிட்ட ஸ்ட்ரக்சர் இருக்கிறது ஃபைலின் கண்டென்ட் ஐ அதில் கேட் கமாண்ட் ஐ இயக்கி காணலாம் cat space slash home slash FOSSEE dot sslc2.txt. Enter செய்க. ஃபைலின் ஒவ்வொரு வரியிலும் செமிகோலன் களால் பிரிக்கப்பட்ட 11 fieldகள் உள்ளன. இந்த ஃபைலில் இருந்து ஒரு சாம்பிள் வரியை பாருங்கள். a semicolon 015163 semicolon Joseph Raj S semicolon 083 semicolon 042 semicolon seven semicolon 00 semicolon 72 semicolon 244 மற்றும் வரிசையாக 3 செமிகோலன் கள் உள்ளன பின் வருவனவே எல்லா வரிகளிலும் பீல்ட் களாக உள்ளன ரீஜியன் கோடு இங்கே இது ஆ roll number 015163 name Joseph Raj S ஐந்து சப்ஜெக்ட் களில் marks English 83 Hindi 42 maths 47 science 35 social science 72 மற்றும் டோட்டல் மார்க்ஸ் 244. இந்த டேட்டாவை வை ஒரு array ஆக லோட் செய்து பின் பல ஃபங்க்ஷன்களை களை அதில் இயக்கலாம். டேட்டாவை வை ஒரு array ஆக லோட் செய்ய நாம் பயன்படுத்துவது loadtxt கமாண்ட் ஆகவே டெர்மினலில் டைப் செய்க L is equal to within brackets in single quotes slash home slash fuzzy slash sslc2.txt comma use calls is equal to within brackets 3, comma 4, comma 5, comma 6, comma 7 comma, delimiter is equal to within single quotes, semicolon. பின் enter செய்க. நாம் output ஐ ஒரு array.loadtxt function ஆக பெறுகிறோம். இப்போது ஒரு எரர் கிடைத்துள்ளது நாம் டைப் செய்ய வேண்டியது லோட்ட்எக்ஸ்ட் bracketகளுக்கு முன்னால் டெலிமிட்டர் எந்த வகை கேரக்டர் என குறிப்பிடுகிறது பயன்படுத்த வேண்டிய கோலம்ன் களை யூஸ்கால்ஸ் குறிப்பிடுகிறது ஆகவே within brackets 3 comma 4 comma 5 comma 6 comma 7 இந்த கோலம்ன் களை ஏற்றுகிறது கமா சேர்க்கப்பட்டது ஏனெனில் யூஸ்கால்ஸ் ஒரு சீக்வென்ஸ் ஆகும் நாம் காணும்படி எல் என்பது ஒரு அரே நாம் இந்த அரே ஷேப்பை ஷேப் ஐ டெர்மினல் ஐ பயன்படுத்தி காணலாம் டைப் செய்க எல் டாட் ஷேப் பின் என்டர் செய்க நமக்கு கிடைப்பது ஒரு டப்பிள் அதில் முறையே நம்பர்ஸ் ஒஃப் ரவ்ஸ் மற்றும் கொலம்ன்ஸ் குறிப்பிடப்பட்டுள்ளது இவற்றின் மீது ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆப்பரேஷன் களை இயக்கலாம் நாம் அடிப்படையான கூட்டலில் ஆரம்பிக்கலாம் முதல் ஸ்டூடென்ட் எல்லா சப்ஜெக்ட் களிலும் வாங்கிய மார்க்குகளின் மொத்தத்தை கண்டுபிடித்தல் எப்படி நமக்கு ஆக்செஸிங் பீஸ் ஒஃப் அரேஸ் பற்றி தெரிந்தபடி முதல் வரியை அணுகலாம் டெர்மினலில் டைப் செய்க ல் ஸ்க்வேர் பிராக்கெட்ஸ் 0 காமா கோலோன் இப்போது இதை கூட்ட நாம் இப்படி சொல்லலாம் total marks is equal to sum within brackets L within square brackets 0, colon. பின் enter செய்க. பின் total marks, பின் enter செய்க. இப்போது மீன் ஐ கண்டுபிடிக்க நாம் total marks ஐ length ஆல் வகுக்கலாம். ஆகவே டைப் செய்க total marks slash len within brackets l in square brackets 0 comma colon அல்லது எளிதாக function mean ஐ பயன்படுத்தவும் அதற்கு டைப் செய்க mean within brackets l in square brackets 0 comma colon பின் enter செய்க ஆனால் நம்மிடம் உள்ளது மிகப்பெரிய டேட்டா செட் ஆகவே ஒவ்வொரு மாணவனுக்கும் இதை செய்வது கடினம் இந்த வேலையை குறைக்க வழி உள்ளதா இதற்கு நாம் மீன் குறித்த டாக்குமென்டேஷன் ஐ பார்க்கலாம் ஆகவே அதற்கு டெர்மினலில் டைப் செய்க மீன் குயஸ்ஷன் மார்க் நமக்கு தெரியும் ல் என்பது ஒரு 2 டைமென்ஷனல் அரே நாம் array வின் ஒவ்வொரு அச்சின் குறுக்கேயும் மீன் ஐ கணக்கிடலாம் வரியின் இந்த அச்சு 0 எண்ணாலும் காலம்களின் அச்சு ஒன்றாலும் குறிப்பிடப்படுகிறது ஆகவே எல்லா காலம்களின் குறுக்கே மீன் ஐ கணக்கிட கூடுதல் பாராமீட்டர் 1 ஐ அச்சுக்கு கொடுக்கலாம் ஆகவே டைப் செய்க mean within brackets L comma 1 பின் என்டர் செய்க எல் இங்கே ஒரு 2 டைமென்ஷனல் அரே அதே போல ஒவ்வொரு சப்ஜெக்ட் எல்லா மாணவர்களும் வாங்கிய மார்க் இன் அவரேஜ் கணக்கிட mean within brackets L comma 0 ஐ பயன்படுத்தலாம் அடுத்து நாம் எல்லா மாணவர்களுக்குமான இங்கிலிஷ் markuகளின் மீடியன் ஐ கண்டுபிடிக்கலாம் L in square brackets colon comma 0 பின் என்டர் செய்க மீடியன் ஐ பெற நாம் பங்ஷன் மீடியன் ஐ பயன்படுத்தலாம் ஆகவே டைப் செய்க median within brackets L in square brackets colon comma 0 எல்லா சப்ஜெக்ட் களுக்கும் நாம் இதே சின்டாக்ஸ் ஐ மீன் ஐ கண்டுபிடிக்க பயன்படுத்தலாம் மற்றும் மீடியன் ஐ பயன்படுத்தி எல்லா ரோவ் இடையில் மீடியன் ஐயும் கண்டுபிடிக்கலாம் median in brackets L comma 0 பின் என்டர் செய்க அதே போல இங்கிலிஷ் க்கு ஸ்டாண்டார்ட் டிவியேஷன் ஐ கண்டுபிடிக்க நாம் பங்ஷன் ஸ்ட்ட் ஐ பயன்படுத்தலாம் std in brackets L in square brackets colon comma 0 பின் என்டர் செய்க மற்றும் எல்லா ரோவ் களுக்கும் நாம் std within brackets L comma 0 செய்யலாம் வீடியோ வை இங்கே நிறுத்தி பயிற்சியை செய்த பின் தொடரவும் path slash home slash FOSSEE slash football dot TXT இல் கொடுக்கப்பட்ட பைல் பூட்பால் டாட் டிஎக்ஸ்டி இல் ஒரு கோலம்ன் பிளேயர் நேம் இரண்டாவது கோல்ஸ் அட் ஹோம் மூன்றாவது கோல்ஸ் அவே ஒவ்வொரு playerக்கும் டோட்டல் கோல்ஸ் ஐ கண்டுபிடிக்கவும் ஹோம் மற்றும் அவே கோல்ஸ் இன் மீன் ஹோம் மற்றும் அவே கோல்ஸ் இன் ஸ்டாண்டார்ட் டிவியேஷன் இது தேவையான டேட்டா இதற்கு footballடிஎக்ஸ்டி பைல் ஐ திறப்போம் சொல்யூஷன் உங்கள் ஸ்க்ரீன் இல் உள்ளது இத்துடன் இந்த டுடோரியல் முடிகிறது இந்த டுடோரியலில் நாம் கற்றவை பைத்தோன் இல் ஸ்டாண்டார்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆப்பரேஷன்ஸ் ஆன சும் மீன் மீடியன் மற்றும் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆகியவற்றை செய்தல் டெக்ஸ்ட் லோடிங் மற்றும் ஸ்டாட்டிஸ்டிக்கல் operationகளை ரியல் வர்ல்ட் ப்ராப்ளம் களை தீர்க்க கம்பைன் செய்தல் தீர்வு காண சில சுய பரிசோதனை கேள்விகள் 1 ஒரு 2 டைமென்ஷனல் லிஸ்ட் கொடுக்கப்பட்டது 2 underscore dimensional underscore list is equal to within square brackets 3 comma 5 comma 8 comma 2 comma 1 comma within another square brackets 4 comma 3 comma 6 comma 2 comma 1 நாம் இந்த இரண்டு வரிகளின் மீன் ஐ கணக்கிடுவது எப்படி 2 கொடுத்த லிஸ்டில் மீடியன் ஐ கண்டுபிடி student underscore marks is equal to within square brackets 74,78,56,87,91,82 மூன்று ஒரு ஃபைலில் 6 காலம்கள் இருக்க நாம் காலம்கள் 2, 3, 4, 5 இன் டெக்ஸ்ட் மட்டும் ஏற்ற வேண்டுமானால் அதை எப்படி ஸ்பெசிஃபை செய்வது விடைகள் இதோ ஒன்று ஒவ்வொரு வரியின் மீனை பெற நாம் 1 ஐ பங்ஷன் மீன் க்கு இரண்டாவது parameter ஆக பாஸ் செய்வோம் ஆகவே டைப் செய்ய வேண்டியது mean within brackets 2 underscore dimensional underscore list 1 2 நாம் கொடுத்த லிஸ்டில் இல் ஐ கண்டுபிடிக்க function மீடியன் ஐ பயன்படுத்துவோம் டைப் செய்க median within brackets student marks 3 file இன் குறிப்பிட்ட columnகளை மட்டும் ஏற்ற நாம் யூஸ்கால்ஸ் இஸ் எக்குவல் to 234 என்ற parameter பயன்படுத்தலாம் இந்த டுடோரியல் பயனுள்ளதாக இருந்திருக்கும் என நம்புகிறோம் நன்றி